வணக்கம் இப்போ நாம பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா நவம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிருக்கு ஒரு நைன் ஃபிஃப்டின் வந்து ஆகுது ஸோ இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா thirty seven thousand three hundred ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்குது ப்ரியஸ் டே பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் செல்லிங் மோடில் வந்து ஃபினிஷ் ஆயிருந்துச்சு அந்த ட்ரெண்டினுடைய கண்டினியூஷனாக இன்றைக்கும் கேப் டவுனில் தான் ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு ஸோ நமக்கு இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஒரு கால் ஜென்ரேட் ஆச்சுன்னா பை கால் தான் வந்து ஜென்ரேட் ஆகும் ஸோ பை கால் எப்போ ஜென்ரேட் ஆகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் நமக்கு கால் ஜென்ரேட் ஆகும்போதே கேண்டில்னுடைய கலரும் சேஞ்ச் ஆகிடும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போதைக்கு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் ஓ கிளாக் மேலே ஆகுது நமக்கு பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிடுச்சு so green colour candle appear ஆயிருக்கு buy at thirty seven thousand two seventy five point fifteen வந்திருக்கு ஸோ இதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் மேலே இருக்க green colour lines first target second target line கீழே இருக்க red colour line stop loss line so first target வந்து பார்த்திங்கன்னா thirty seven three sixty eight இருக்குது மோர் தென் ஒரு நைன்ட்டி பாயிண்ட்ஸ் மேலே இருக்குது ஸோ நம்ம வந்து ரீச் அவுட் வந்து இந்த நைன்ட்டி பாயிண்ட்ஸ் டார்கெட் தான் நம்ம வந்து எய்ம் பண்ணுறோம் நமக்கு இன்றைக்கி ஜென்ரேட் ஆயிருக்க ஒரு ஃபஸ்ட் கால் வந்து இந்த பை கால் தான் ஸோ இது ப்ரீவியஸ் டேனுடைய கண்டினியூஷனாக ஃபுல்லாகவே இன்றைக்கி ஓப்பனிங்காக வந்து டவுன்லே தான் இருந்துச்சு அந்த டவுன் ட்ரெண்ட் ஒரு ஸ்ட்ராங்காக வந்து சேஞ்ச் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லெவன் ஓ கிளாக் அப்புறம் தான் சேஞ்ச் ஆச்சு thirty seven thousand two hundred range பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருந்துச்சு அந்த சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா லெவன் ஓ கிளாக் வரைக்கும் மெயின்டைன் ஆகிட்டு நமக்கு ட்ரெண்ட் வந்து ஏற ஆரம்பித்தனால பையிங் ட்ரெண்டாக வந்து சேஞ்ச் ஆயிருக்கு ஸோ இந்த மாதிரி இந்த சார்ட்டில் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில் கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் சேஞ்ச் ஆகிட்டு பை பண்ணலாமா செல் பண்ணலாமா என்ட்ரி பாயிண்ட் என்ன டார்கெட்ஸ் என்ன ஸ்டாப்லாஸ் என்னென்னு ஒரு கம்ப்ளீட்டான கால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் இந்த சார்ட்டில் ஜென்ரேட் ஆகி வரும் ஸோ அப்படி தான் இன்றைக்கி நமக்கு எக்ஸ்பைரி டேயில் ஒரு லெவன் ஓ கிளாக் அப்புறம் என்ன கால் வந்திருக்குன்னு பார்க்குறோம் ஸோ இது நம்ம டெய்லி வந்து எவ்ரிடே வந்து பேங்க் நிஃப்டியில் என்ன நடக்குதுன்றதை அப்லோட் பண்ணிட்டுருக்கோம் மார்னிங்கில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் வீடியோஸ் வந்து செக் பண்ணி பார்க்கணுனாலும் சேனல் நேம் வந்து என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர் அதில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போதைக்கு இன்றைக்கி வந்திருக்க ஒரு ஃபஸ்ட் காலான இந்த பைக் கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் கால் ஜென்ரேட் ஆகி நமக்கு வந்து ஒரு தேர்ட்டீன் மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்லா ஒரு ஃபஸ்ட் ஆர்ட் ரேஞ்ச் கிட்டக்க வந்திருக்கு தேர்ட்டி செவன் டூ செவன்ட்டி ஃபைவ்ல வந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு so thirty seven three seventy five range வரைக்கும் பார்த்தீங்கன்னா போயிருக்கு ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ வந்து கிடச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு பேங்க் நிஃப்டி ஒன் மினிட் சார்ட்டில் பைக்கால் ஜென்ரேட் ஆகி டார்கெட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் தேர்ட்டி மேலே ஆகுது நமக்கு பைக்கால் வந்து பார்த்திங்கன்னா bank Nifty thirty seven thousand call ஆப்ஷனில் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு ஸோ நம்ம வந்து பைக்கால் வந்திருக்குன்றனால கால் ஆப்ஷன் வந்து ஷோ பண்ணுறோம் ஸோ இதில் நமக்கு லெவன் ஓ கிளாக் வந்த பைக்கால் வந்து த்ரீ ஃபார்ட்டி ஒனில் இது ஃபிஃப்டீன் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபார்ட்டி வரைக்கும் போயிருக்கு ஸோ அதான் அந்த டயத்தில் தான் நமக்கு வந்து ஃப்யூச்சரும் ஃபஸ்ட் டாரட் வந்து அச்சீவ் பண்ணியிருந்துச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரைஸ் ஆகி செகண்ட் டாரட் வரைக்கும் வந்து ஃபியூச்சர்ஸ் வந்து ரீச் ஆயிருக்கு நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு ஸோ இந்த மாதிரி தான் பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்லையும் உங்களுக்கு வந்து டேரக்ட் ஆப்ஷன்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுனாலும் அப்ளை பண்ணலாம் அந்த சார்ட்டை அதில் இந்த மாதிரி தான் உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு மூவ்மெண்ட் வந்து கொடுக்குது இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் டுவெண்ட்டி நைன் ஆகுது நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு sell at thirty seven thousand three nought two point ninety so இதான் நம்மளுடைய செல்க்குரிய என்ட்ரி பாயிண்ட் கீழே இருக்க ரெட் கலர் லைன்ஸ் இருக்குல்ல அதான் first target second target line so இதில் அப்படியே நமக்கு கால்க்கு அப்படியே ஆப்போசிட்டாக வரும் கேண்டில் கலர்ஸும் பார்த்தீங்கன்னா பயிங் ட்ரெண்டாக க்ரீன் கலர் செல்லிங் ட்ரெண்டாக ரெட் கலர்னு சொல்லியிருக்கோம் செட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ யார் வேணாலும் ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா போதும் கேண்டில் கலர் வச்சே மார்க்கெட் ட்ரெண்ட் இப்போ என்ன போயிட்டுருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணலாம் பைக்கால் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நமக்கு நல்லா செகண்ட் டாரெட்லாம் பிரேக் அவுட் பண்ணிட்டு தேர்ட்டி செவன் ஃபோர் ஃபிஃப்டி ரேஞ்சில் பிரேக் அவுட் பண்ணுச்சு மீன்வெயில் இப்போ ஒரு டுவெல் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு thirty seven thousand three nought டூவில் இது thirty seven two nought nine reach out ஆதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் டுவெல் ஃபிஃப்டி ஃபைவ் ஆகுது நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் வந்து ஃபஸ்ட் ஹார்ட்டை பிரேக் அவுட் பண்ணுது இது பார்த்திங்கன்னா ஒரு மோர் தென் தேர்ட்டி மினிட்ஸ் வந்து நமக்கு ஃபஸ்ட் ஹார்ட்டை பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு எடுத்துருக்குனே வந்து சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு இன்றைக்கி பேங்க் நிஃப்டி ஒன் மினிட் சார்ட்டில் பைசல் கால்ஸ் ஜென்ரேட் ஆகி டார்கெட்ஸை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தேங்க்யூ